ஸோ கலகாய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கணக்கான தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்புறம் வந்துட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கே கோய்ஸ் அதுக்கப்புறமா லைக் பட்டன் இருக்கும் ஓகேவா அந்த லைக் பட்டன் அமைக்கி லைக் அமைக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கோம் எதை பார்த்து ஓடிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எளிமையை பார்த்து ஓடிட்டு இருக்கோம் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கான் எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே இந்த இருக்கான் டா இந்த இருக்கான் இப்போ நம்ம வந்துட்டு அடி அடி அடி அடி ஐயோ போட்டு தள்ளிட்டானே காய் போட்டு தள்ளிட்டானே சரி பார்த்துக்கோ பார்த்துக்கிட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படி வெயிட் பண்ணி பாருங்க மொத்த ரவுண்டு அடிச்சிட்டியாடா அடிச்சிட்டியா தெரி நெக்ஸ்ட் ரவுண்டு பாடுறான் நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாடுறான் மொத்த ரவுண்டு ஒரு ரவுண்டு தான்டா அடிச்சிங்க அடுத்த ரவுண்டு பாருங்கடா போறண்டா வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கண்டா வெறி கொண்ட வேங்க ஆட்டம் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாடுறா எலாய் எங்கடா இருக்கீங்க வந்து என் முன்னாடி மூஞ்ச காமிங்கடா எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கடா நான் வந்து தேடி வந்து அடிக்கேன்டா எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே அழைய விட்றாங்களே அழைய விட்றாங்களே எங்கே இருக்கானுங்க எங்கே இருக்கானுங்க எங்கே இருக்கானுங்க ஏ எங்கே இருக்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க ஐயோ சொல்ல படிக்காங்களே எங்கே இருக்கேன்னு சொல்ல படிக்காங்களே ஏய் இந்த இருக்கான் இந்த இருக்கான் இவனை போட்டு இவனை இவனை அடி அழுத்து அழுத்து ஒரு பாட்டை கூட அடிக்க தெரியல நம்மளுக்கு ஐயோ அழுத்துடா எங்கடா ஓட்ட ஓடுறா இதா ஓட்ட ஓடுறா பாருங்க அழுத்து போட்டு அழுத்தி வச்சு ஆ இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க இப்போ வர்றா இப்போ வர்றா பிளாக் ஸ்டார் எஃபெக்ட் நான் யாருன்னு காமிக்கின்றான் ஏய் இந்த வரண்டா வரண்டா வரண்டா வரண்டா உடைகள் ஓடுற மாதிரி ஜலே ஜலா ஜலா ஜலை ஜலா தொண்ணூறு அஜிஜோ தொண்ணூறு விழுந்துட்டு அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அவன் அடிச்சா மட்டும் பயங்கரமாக விழுதா அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ போட்டு அடிச்சாச்சு நாக்கு மெடிக்கல் போட்டுக்கிறேன் மெடிக்கல் போட்டுக்கிறேன் என்ன நடக்குது சை அடுத்த ரவுண்டு போடுறான் இந்த ரவுண்டு அடிக்கண்டா இந்த ரெண்டு ரவுண்டு தான் அடிச்சிருக்கீங்க மூணாவது ரவுண்டு இருக்குல்ல அதில் வைக்கேன் என் கூடயே வந்து வருது வருது இந்த அக்கா இந்த அக்கா விடக்கூடாது எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் ஏ என் மூஞ்சி முன்னாடி வந்து மூஞ்ச கம்மிங்கடா பண்ணி பயலுகளா வாங்கடா வாங்கடா ஏய் என் டீம்மேட்டே அடிச்சிட்டிங்களா இப்போ பாரு இப்போ பாரு இங்கே தான் இருக்கேன் பாரு பாரு பாரு பாரு த்ரீ சிக்ஸ்டியில் வேலை வந்து ஹெட்ஷாட் அடிக்கண்டா டேய் அழுத்துடா டலு அப்பாடா அச்சாச்சி இன்னொரு நாள் மூணு பேர் இருக்கானுங்க மூணு பேர் இருக்கானுங்க என்ன போகுது ஏ இந்த வராமல் இந்த பாட்டு வரான் இந்த பாட்டை அழுத்துடா அப்படி வேற லெவலு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஏ உட்காங்க மாட்டேன் ஏ அடிக்காத நான் அங்கிட்டு வரேனே அங்கிட்டு வந்து அடிப்பேன் இங்கிட்டு வந்து அடிக்க மாட்டேன் அழுத்துடா அப்படி இன்னொருத்தன் அழுத்து அழுத்து ஐயோ அப்பாதான் அழுத்து அப்பாடா அழுத்தி அப்பா பயங்கரமாக அழுத்தியாச்சு போடுது இன்னும் அடுத்த ரவுண்டு என்ன நடக்குது இது நடக்குது ஐயோ என்ன இது சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி வேகமாக வேகமாக ஓடு ஓடு ஓடு அதுக்கப்புறமா வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது என்ன நடக்குது எவனை இனிமே வந்து தொலை மாட்டிக்கான் இனிமே வர மாட்டிக்கான ஐயோ இனிமே வர மாட்டிக்கானே அந்த படம் அழுத்துடா அப்படி அப்பாடா அழுத்தியாச்சு நீ மூணு பேர் இருக்காங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க இவன் தானே ஐயா இவன் இல்லையா இவனை மாட்டி மாட்டா ஏ அழுத்து போட்டு கெட்டு யாரா இது நான் தானா ம் டே அடிச்சிடாத ரெண்டு பேர் எனக்கு தான் வேணும் நீ அடிச்சிடாதானே பிளாக் ஸ்டோர் எஃப்எஃப் தான் அடிக்கணும் ம் பட இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானே அஜித்தோ இவங்க அடிச்சிடக்கூடாது அங்கே ஓடுறது பார்த்துட்டேனே ஐயோ ரெண்டு பேர் விரட்டி வரணுங்களே அடிச்சு விட்டா ஐயா ஐயோட அடித்த மாதிரி கிள்ளடிச்சு அடிச்சு விட்டாங்களே எனக்கு தராமல் அடிச்சு விட்டாங்களே சரி ரைட்டு இந்த இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல அதில் பார்த்துக்கிறேன் எனக்கு போது எனக்கு போது ஆ இஎம்பி ரெண்டு இஎம்பி எடுத்துட்டார் ஐயோ இருந்தாலும் நம்ம வந்து டபுள் ஷாட்கன் எடுத்துக்கலாமோ ஆமாம் டபுள் ஷாட்கன் எடுத்துக்கிடுவோம் பிறகு அழுத்துறது நம்மளுக்கு சரிப்படாது டபுள் ஷாட்கன் வச்சு நான் அழுத்திடலாம் டப் டப்புன்னு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ரெண்டு இஎம்பி வச்சுக்கலாமா இல்லை டபுள் ஷாட்கன் வச்சுக்கலாமா ஒரே குழப்பமாக இருக்குதே குழப்பமாக இருக்குதே என்ன செய்யலாம் சரி திறந்து விடட்டும் ரெண்டு ஒன்று திறந்துட்டாங்கய்யா விட்ற விட்ற விட்ற வேகமாக ஓடுறா வேகமாக ஓடுறா வேகமாக ஓடு ஐயோ நாலு பேர் இருக்காங்க நான் தான் அடிக்கணும் இவங்க அடிச்சு போகுது போடு போடு போடு போடு ஏ எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கான் எங்கடா இருக்கான் இனிமே இட்டு தாண்டா வருவாங்க என்னடா ஆளை காணும் நடுவில் போய் சண்டை போட்டுருக்கீங்களா அடா பாவிங்களா இங்கே வாங்கடா நான் வர இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு போய் மண்டையை காமிச்சு கில்லு கொடுக்காதீங்க எனக்கு வந்து கில்லை கொடுங்க எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் எங்கே இருக்கான் ஏ இன்னொரு மூணு பேர் தான் இருக்கான் ஏ எங்கே இருக்காண்டா எங்கய்யா இருக்கான் அடே கணுந்து ரெண்டு பேர் தான் இருக்கான் ஏ அந்த கிளியாவது தகடா அகப்பாடா அடிச்சாச்சு வேற லெவலில் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க இவன் இவங்க அடிச்சிட போனாங்க இவன் போது அப்பாடா அடிச்சாச்சு அப்பாடா வேற லெவல் வேற லெவலுக்கு அடிச்சாச்சு